இது வரை உழைப்பு முறை தவறி போச்சு கனவுகள் அனைத்தும் கற்பனையாச்சு இது வரை உழைப்பு வழி தவறி போச்சு கனவுகள் அனைத்தும் கற்பனையாச்சு ஆம் அவன் உங்காலா இல்லை எங்காலா அவன் உங்காலா இல்லை எங்காலா கனவுகளாயிரம் எனக்கும் உண்டு எத்தனை காலம் செய்வோம் தொண்டு கனவுகளாயிரம் எனக்கும் உண்டு எத்தனை காலம் செய்வோம் தொண்டு ஆ நீ மேலாலா நான் கீழாலா நீ மேலாலா நான் கீழாலா சாதிகள் வேண்டாம் மதங்கள் வேண்டாம் மனதுக்குள்ளே மிருகங்கள் வேண்டாம் சாதிகள் வேண்டாம் மதங்கள் வேண்டாம் மனதுக்குள்ளே மிருகங்கள் வேண்டாம் மனிதம் உண்டு செய்வோம் நன்று இரவுக்கும் ஆயிரம் வெளிச்சம் உண்டு மனிதம் உண்டு செய்வோம் நன்று மனதுக்குள் ஆயிரம் வெளிச்சம் உண்டு Thank you.